ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனலில் உள்ள வீடியோவை பார்த்த ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் எப்போதுமே என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி ஒரு உங்களுக்கு சிம்பிள் ஹோம் ரெமெடி நான் சொல்லித்தரேன் இந்த ஹோம் ரெமெடி எதுக்குன்னா நம்மளோட ஹேரை சில்கியாகவும் ஷைனிங்காகவும் எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ஹேரை சிங் சாஃப்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் பாசிப்பயிறு எக்கு பனானா ஓகேங்களா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் தலை குளிக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை இன்றைக்கி நைட்டே எடுத்து ஊற வச்சுடுங்க கன்சிஸ்டன்சி எப்படிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் பட் அதுக்கு தேவையான அளவு எப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா இதில் டூ ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பனானா எக்கெல்லாம் போடும்போது அது பேஸ்ட் அதிகமாகும் அதனால் ரொம்ப போட்டுறக்கூடாது லாங் ஹேராக இருந்துச்சுன்னா ஃபோர் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி வெந்தயத்துலேயும் அதே அளவு தான் ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா டூ ஸ்பூன் எடுத்துக்கோங்க லாங் ஹேராக இருந்துச்சுன்னா ஃபோர் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயத்தையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா வெந்தயம் ஊறிடும் ஊறினதுக்கு பிறகு அதை மிக்சியில் போட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி இப்போ ரெடி பண்ணணும் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அடிக்கும்போதே உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அதுக்கு பிறகு இந்த வெ பாசிப்பறை எடுத்து அந்த வெந்தயத்தோட மறுபடியும் அகைன் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுங்கள் கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வரும் அந்த மாதிரி திக்காக வர டைமில் உங்களுக்கு த ஒரு மிக் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியில் உள்ள தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த எய்தர் பாசிப்பயிறு இல்லை வெந்தயம் ஊற வச்ச தண்ணியாக இருக்கணும் அதில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஒரு பேஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வேணும் அந்த நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த எக் எடுத்துக்கோங்க ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஒரு எக்கு போதுமானது லாங் ஹேராக இருந்துச்சுன்னா ரெண்டு எக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இந்த எக்கையும் உடச்சி விட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஸ்டேஜுக்கு வர மாதிரி நல்லா நீங்கள் கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும் ஃபைனலாக நீங்கள் இந்த பனானாவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பனானா தான் முக்கியமாக ஹேரோட சில்கி அந்த ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது பனானா தான் ஸோ பனானாவை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா சாஃப்ட் ஆகிடும் வெந்தயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வெந்தயம் நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போதே நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வெந்தயம் வந்து ஒழுங்காக நீங்கள் கிரைண்ட் பண்ணலைன்னா ஹேரில் அங்கங்கே நிற்கும் ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நாளே ஈக்குவல் ஸ்டேஜுக்கு நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணதுக்கு பிறகு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஹேர் ஃபுல்லாக ரூட்லேருந்து ஆரம்பித்து ஹேரோட எண்டு முடிய நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்லேருந்து டவுன்வர்ட்ஸாக வரணும் ஓகேங்களா நல்லா பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணதுக்கு பிறகு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கணும் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வச்சிடாதீங்க ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணுறது கஷ்டம் ப்ளஸ் இன்னொன்று ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரியா இருக்கும் so minimum twenty to thirty minutes enough தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா விட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அதில் அதோட ஷாம்புவோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஷாம்பு போடாமல் இருந்தாலே உங்களோட ஹேர் வந்து நல்லா திக்காகவும் ஷைனிங்காகவும் பார்க்க சில்கியாகவும் இருக்கும் பட் நான் எதுக்கு ஷாம்பு போட சொல்கிறேன் அப்படின்னா லைட்டாக நம்ம எக்கு அதில் ஆட் பண்ணுறதுனால எக்கு ஸ்மெல் வரும் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த எக்கு ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஃபைனலாக லைட்டாக ஷாம்பு எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இதை அப்ளை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெந்தயம் ரொம்ப நல்ல கூலிங் எஃபெக்ட்டு ஹேருமே நல்ல சில்கியாக இருக்கும் அதை விட சில்கி எஃபெக்ட்டு ஷைனிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது பனானா எக்கோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது யூஸ்வலாகவே நீங்கள் ஜஸ்ட் இதோட ஒயிடேக்கு அப்ளை பண்ணிங்கனாவே ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸோ இந்த ஆல் இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இது புதுசாக இருக்கலாம் இந்த பாசிப்பயிறு ஹேரில் அப்ளை பண்ணி பண்ணலாமான்னு பட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் அப்ளை பண்ணதுனால நல்லாவே இருக்குது இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் இது பர்சனலாக நான் அப்ளை பண்ணினது தான் நல்லாவே இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பட் இது ப்ரிப்பேர் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து நான் என்ன ப்ரொசீஜரில் சொன்னனோ அதுபடி தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு அகைன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சிடுங்க செகண்டு பாசிப்பயிறு அதில் போட்டு அரைச்சிடுங்க தேர்டு எக்கு ஆட் பண்ணுங்கள் ஃபோர்த்து பனானா ஆட் பண்ணுங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பனானா ஆட் பண்ணிவிட்டு வெந்தயத்தை போட்டிங்கன்னா ஒழுங்காக அரைக்காது மிக்சியில் ஸோ அதுக்காண்டி தான் okay friends thank you so much இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஹேரு ஷில்கியாக இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது ஹேர் ஃபால் கண்டிப்பாக குறையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வீவோஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க thank you so much friends bye